வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் லெவன் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி ஃபைவ் மேல் ஆகுது மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரம் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி இன்றைக்கி டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இறங்கிட்டுருக்கு ஸோ டவுன் ட்ரெண்ட் இறங்குறதுனால நமக்கு வந்து செல்லிங் வந்து என்ன பாயிண்ட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் நமக்கு என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன மாதிரி டார்கெட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கால் வந்திருக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு thirty six thousand one naught ஃபைவ்ல செல் பண்ணலான்ட்டு இப்போ மார்க்கெட் கூட அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செல் கால் வரும்போதே கேண்டலினுடைய கலரும் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த சார்ட்டை வாட்ச் பண்ணாலே அதாவது பார்த்தாலே போதும் இப்போ மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அதே சமயத்தில் என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலான்னு அதுவே சஜஷன் கொடுத்துரும் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்னு கீழே பாருங்கள் ரெண்டு ரெட் கலர் லைனில் டார்கெட்ஸ் வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் நம்ம எதிர்பார்க்குறது வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர்டீன் வந்து எதிர்பார்க்கலான்னு வந்திருக்கு செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty five thousand nine twenty four வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு நமக்கு செல் கால் வந்தது thirty six thousand one naught ஃபைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா செல்லுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இப்படி டெய்லி பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே நமக்கு அந்த ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் நமக்கு ஜென்ரேட் ஆகுது இப்போ ஒரு பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில் வந்து க்ரீன் கலரில் வந்துட்டு போகிற மாதிரியும் அதே செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் போகிற மாதிரியும் நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ யார் வேணாலும் இப்போ ஜஸ்ட் இப்போ கூட ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ வந்து நமக்கு வந்து செல்லிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு கேண்டில்ஸ் வந்து அதனால் ரெட் கலரில் போயிட்டுருக்குன்ட்டு அதே மாதிரி என்ன பாயிண்ட் என்ட்ரிஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒவ்வொரு தடவை மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போதும் கால்ஸ் வந்து கொடுக்கும் மார்க்கெட்டில் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஒன்று வாங்க போகிறோம் இல்லட்டினா விற்க போகிறோம் பை ஆர் செல்லு தான் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டில்னு செட் பண்ணிட்டன்றனால ஸோ இப்போ கரண்ட் கால் செல் கால்னா நெக்ஸ்ட் கால் பை கால் தான் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அதே சமயத்தில் இந்த செல் காலும் என்ன அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு அதுவே உங்களுக்கு சகஷன்ஸும் கொடுத்துருக்கோம் இந்த சகஷனை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எவ்ரிடே வந்து நாங்கள் வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரிலாம் கால் வருது வர கால்லாம் எப்படி மூவ் தருது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத அப்லோட் பண்ணியிருக்கோம் ஈவன் இது வந்து பேங்க் நிஃப்டிக்குன்னு இல்லை ஈக்குவிட்டின்னு இல்லாமல் கமாடிட்டிஸில் பார்த்தீங்கன்னா crude oil natural gas silver so இந்த மாதிரி கமாடிட்டிஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த ஒரு சிங்கிள் சார்ட் வச்சு உங்களால் இந்தியன் மார்க்கெட் ஃபுல் அக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த சார்ட் உங்களுக்கு லைக்கபிளாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் கழிச்சு செல் ட்ரெண்ட் ஆரம்பித்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் மோடில் போயிட்டுருக்கு வந்திருக்க இந்த செல் கால் டவுன் மோட் எப்படி போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபார் நமக்கு கால் கிடச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட்லேயே தான் இருக்குது செல்லிங் பாயிண்ட்டுக்கு கீழே தான் வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த செல்லிங் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு வேறு வருது வெயிட் பண்ணுவோம் இது வந்து மார்க்கெட் வந்து அப்படியே டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வருதான்ட்டு ஏன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த thirty six thousand seventy fifty இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்டை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது நமக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்றது ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சப்போர்ட்டாக இருக்கனால தான் நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த டவுன் சைடை பிரேக் அவுட் பண்ண ஸ்ட்ரகிள் ஆகுது but once thirty six thousand break out ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஹியூஜ் டவுன் கூட நமக்கு மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரொம்ப ஹைலை கண்டினியூஸ் ரைசிங்கில் தான் இருக்குது இறங்குறதுக்கு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சப்போர்ட் தான் வந்து இறங்க விடாமல் தடுத்துட்ருக்கு பட் இந்த சப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஹியூஜ் ஃபால் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு இந்த தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சப்போர்ட் வந்து பேரியராக இருக்கா இல்லை அதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் சக்ஸஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃபோர் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் செல்கால் ஜெனரேட் ஆனது thirty six thousand hundred and ஃபைவ்ல இப்போ ட்ரேடிங் போகிறது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால் வந்து ஜெனரேட் ஆகும் ஜெனரேட் ஆகிற கால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இப்படி தான் மூவ்மெண்ட் கொடுத்து ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இது பார்த்தீங்கன்னா bank nifty weekly option thirty six thousand put option so இது வந்து ஒரு அர்த்த மணி ஆப்ஷன் தான் இந்த மணி ஆப்ஷன்னா இன்னும் மூமெண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கும் அட் மணியும் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணலான்னு தான் காட்டுறோம் அட் மணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் நைன்ட்டி ரேஞ்சில் பைக்கால் கால் வந்திருக்கு வந்துட்டு டூ செவன்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிருக்கு நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நாங்கள் ரெஃபர் பண்ணுறது இந்த மணி ஆப்ஷன் தான் ரெஃபர் பண்ணுவோம் ஏன்னா அதில் தான் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணி ஆப்ஷன் வந்து நல்லா அப்படியே ஃபியூச்சர் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்திருக்கும் அட் மணியில் ஓரளவுக்கு லிமிட்டடாக வந்திருக்கும் ஏன்னா எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து ஃபியூச்சரில் தருது அப்படின்னா ஒரு எயிட்டி பாயிண்ட் நைன்ட்டி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணியில் வரும் அதே அட்ட மணிலாம் எடுத்தீங்க அப்படின்னா செவன்ட்டி சிக்ஸ்டி ஆயிரும் அவுட் ஆஃப் த மணி எடுத்திங்கன்னா ஒரு ஐம்பது பாயிண்ட் தான் வந்து கிடைக்கும் இல்லாட்டினா ரொம்ப அவுட் ஆஃப் த மணினா இன்னும் லோவாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஆப்ஷன் வந்து நெருக்கமாக பக்கத்தில் ஃப்யூச்சருக்கு க்ளோசிங்காக வந்து எடுக்கிறோமோ ஃப்யூச்சரை விட கம்மியாக எடுக்கிறோமோ நமக்கு அவ்வளோக்கு அவ்வளோ மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடருக்கு தான் ஸோ இப்போ டேரெக்டாக செல் பண்ண முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி புட் ஆப்ஷனை பை பண்ணியும் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ லோ ப்ரீமியமில் உங்களால் லாட்ஸ் கூட நம்மளால் ஈஸியாக வந்து எடுக்க முடியும் ஸோ இது கூட பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் வந்து ஷோ பண்ணுது ஸோ ஈஸியாக உங்களால் வந்து இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு seventy point two hundred invest பண்ணுறதுக்கு செவன்ட்டி பாயிண்ட்டுங்கிற நல்ல ஒரு ரிட்டனாக தான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் ஸோ இந்த இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து கால்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படியே லைவ் மார்க்கெட்டில் அப்படியே சார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ண சொல்லுவோம் ஈவன் அந்த ஒன் நைன்ட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் அந்த ஒன் நைன்ட்டி ரேஞ்சிலே தான் போயிருக்கு அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங்கே வந்து மார்க்கெட் வந்து டக்குன்னு ஒரு பேரியர் டூ தேர்ட்டிக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி சடனாக ரைஸ் ஆனதில் தான் டூ செவன்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டவுன் செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சு thirty five thousand seven fifty range வரைக்கும் இறங்கிட்டு இப்போ தான் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி கொடுக்குது ரெக்கவரியில் கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு வரனால நமக்கு இப்போ ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்றத நமக்கு அழகாக அந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் கலரை மாற்றிட்டு நமக்கு என்ன பாயிண்டில் பை பண்ணலான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இன்டிமேட் வந்து பண்ணியிருக்கு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ பைக்கால் வந்திருக்கு அப்படின்றனால கேண்டில் கலரே பாருங்கள் க்ரீன் கலரில் வந்திருக்கு ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த சார்ட் வாட்ச் பண்ண இருந்தாலே போதும் நமக்கு வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி இது என்ன பாயிண்டில் ஃபியூச்சரை பை பண்ணலான்னு நமக்கு சஜஷன் வந்திருக்கு thirty five thousand eight twenty two point தேர்ட்டியில் பை பண்ணலான்ட்டு வந்திருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா thirty five thousand nine hundred and eleven point nineteen சொல்லி வந்திருக்கு பைக்கால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைட் லைன் வந்துடும் வந்துட்டு ரெண்டு க்ரீன் கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட்னு வரும் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலர் லைனில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்குது ஸோ இப்படி தான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பைசல் கால்ஸ் மாற்றி மாற்றி கிடைக்கும் நமக்கு மார்னிங்கில் வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் வந்து பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டுக்கு ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறுறத நம்ம இந்த சார்ட்டை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது நைன் ஃபார்ட்டிக்கு அதுக்கு ப்ரீவியஸாக ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பனிங்லேயே ஒரு கால் வந்துச்சு ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல அந்த பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கலை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது தான் நமக்கு செல் கால் வந்து கிடச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் செல் கால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு thirty six thousand one naught ஃபைவ்ல வந்தது நம்ம அது ஓப்பனிங்லேயே பார்த்தோம் லைவ் மார்க்கெட்டில் எப்படி கால் ஜென்ரேட் ஆச்சுன்ட்டு அந்த ஒன் நாட் ஃபைவ்ல வந்து sell call first five minutes selling ரேஞ்சில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன் அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா thirty five seven hundred range வரைக்கும் ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு seven hundred range break out ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதுக்கு கீழே டவுன் சைட் போல் தேர்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தனால நமக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கவரி ஆயிருக்கு அப்படி ரெக்கவரி ஆனதுனால நமக்கு இப்போ thirty five thousand eight hundred and twenty டூவில் பார்த்தீங்கன்னா பைக்கால்னு சொல்லி வந்துட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு அது பிரேக் அவுட் பண்ணி நமக்கு அது பிரேக் அவுட் ஆனோன்னு நல்லா two hundred three hundred points வந்து டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஒன்ஸ் அது நல்லா two hundred three hundred points இறங்கினோன்னா டவுன் சைட் வந்தோன்னா தேர்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரடில் ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் வருது ஸோ அதனால் மார்க்கெட் ரெக்கவரி கொடுக்குது அந்த ரெக்கவரியில் நமக்கு எப்போ பை பண்ணுறதுன்னு ஒரு குழப்பமாக இருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட் பாக்கையில் நமக்கு ஓகே இந்த பாயிண்ட்டில் பண்ணால் நல்லாயிருக்குன்னு அதுவே சஜஷன் வந்திருக்கு தேர்ட்டி ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி டூவில் பை பண்ணலான்ட்டு ஸோ அப்படி நமக்கு பை கால் வந்தது இப்போ அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது தேர்ட்டி ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி டூவில் ஸோ இந்த டுவெல் டுவெண்ட்டிக்கு அப்புறம் வந்திருக்க இந்த பைக் காலும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணியும் பார்த்துடலாம் thirty five nine eleven break out ஆகுதான்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது நமக்கு டுவெல் டுவெண்ட்டிக்கு வந்த பைக் கால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் டுவெண்ட்டிக்கு வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி இப்போ தேர்ட்டி ஃபைவ் நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நமக்கு பைக் கால் வந்தது தேர்ட்டி ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி டூவில் இப்போ trading thirty five thousand nine ஃபிஃப்டியில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பிரேக் அவுட் பண்ண நிறையா டைம் ட்ரை பண்ணுச்சு ஈவன் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஃபஸ்ட் ஹாரட் கிட்ட வரைக்கும் போச்சு தேர்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சை பிரேக் அவுட்டே பண்ண முடியல அந்த தேர்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் ஒரு சிங்கிள் கேண்டில் ஒரு ஸ்வைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு தான் பிரேக் அவுட் ஆச்சு அப்படி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு டார்கெட்டே வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆன ஃப்யூச்சர் கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ ஆப்ஷனையும் வந்து பார்த்துடலாம் அதே ஆப்ஷன் தான் thirty six thousand put option so நமக்கு புட் ஆப்ஷன்றனால காலையில் பை கால் கடிச்சு இப்போ வந்து செல் கால் வந்து ஷோ பண்ணுது த்ரீ எயிட்டி ஃபோரில் செல்லுன்னு சொல்லி வந்துட்டு ரொம்ப ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே டவுனில் இருக்குது பட் நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன்டி நைனில் காலையில் பையின்னு சொல்லி வந்தது ஃபோர் ஃபார்ட்டி வரைக்கும் ஏறி இருந்துச்சு ஏன்னா செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி ஏறி இருந்ததுனால நமக்கு அவ்வளோ ரீச் இருந்துச்சு அடுத்து இப்போ அந்த செல் கால் பாருங்கள் த்ரீ எயிட்டி ஃபோரில் வந்தது இப்போ டூ சிக்ஸ்டி ஃபோரில் ட்ரேடிங் வந்து போகுது பட் நாம் வந்து இது புட் ஆப்ஷனில் செல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கால் ஆப்ஷன் எடுத்து பை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் டேரக்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மணி ஆப்ஷனில் அப்ளை பண்ணி அதை வச்சு ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்யூச்சர் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்யூச்சரில் என்ட்ரி வந்தால் out of the money trade பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விஷயம் தான் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இதை பண் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ